கண்ணுக்கு ரொம்ப பயனுள்ளதாக கருதக்கூடிய கேரட்டில் ஏராளமான வைட்டமின்களும் தாது பொருட்களும் இருக்குது இந்த கேரட்டை பச்சையாக கொடுத்தா நம்மள யாருமே சாப்பிட மாட்டோம் அதே இது ஜூஸ் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக குடிப்போம் இந்த ஜூஸை குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தினமும் கேரட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் கேரட்டில் உள்ள விட்டமின் ஏ விட்டமின் சியும் நம்ம உடம்பை தாங்கக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை எதிர்த்து தாக்கி நம்ம உடலை பாதுகாப்பாக வச்சுக்க உதவுது கேரட்டில் உள்ள மிகப்பெரிய சத்து பீட்டா கரோட்டின் தான் இந்த பீட்டா கரோட்டின் தான் நம்ம உடம்பை தாக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்குது பொதுவாக இது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது மார்பு மற்றும் வயிற்று புற்றுநோயை தடுக்குது அதனால் தினமும் கேரட் ஜூஸ் குடிக்க மறக்காதீங்க மேலும் ரத்தத்தில் புற்றுநோய் உள்ளவங்க தினமும் கேரட் ஜூஸ் குடித்தா ரத்தம் சுத்தமாகி அந்த நோயிலிருந்து விடுபடலாம் கேரட்டில் இருக்கிற விட்டமின் கே நம்ம உடம்புல உள்ள எலும்புகளை வலுவாக்கி ஆரோக்கியமாக இருக்க வைக்குது கால்சியம் குறைபாடு உள்ளவங்க தினமும் கேரட் ஜூஸ் குடிக்கிறனால அவங்களோட எலும்புகள் உறுதியாகும் மேலும் இதில் சுத்தமாக கொழுப்பு சத்து இல்லாதனால ஹார்ட்டில் வரக்கூடிய எந்த ப்ராப்ளத்தையும் கேரட் ஜூஸ் குடிக்கிறது மூலம் தடுக்கலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை தான் மாதவிடாய் சரியாக வராமல் இருக்கிறது அல்லது அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு அல்லது அந்த டைமில் வயிற்று வலி நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படி பிரச்சனை உள்ளவங்க தினமும் கேரட் ஜூஸ் குடிக்கலாம் கேரட் நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தை சுத்திகரித்து மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யுது கர்ப்பிணி பெண்கள் தங்களோட கர்ப்பத்தொப்பை கேரட் ஜூஸை குடிச்சு வர்றதுனால தாய்ப்பால் உற்பத்தி அதிகமாகும் ரத்த சோகையும் இருக்காது கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால இதை குடித்தா கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறதோட சோர்வு நிலையும் வராது உங்களுக்கு உடல் எடையை குறைக்கணும்னு ஆசை இருக்கா அப்போ தினமும் கேரட் ஜூஸ் குடிங்க கேரட் ஜூஸில் கொழுப்பு இல்லாதனால உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த கேரட் ஜூஸை தினமும் குடிக்கலாம் ஆரோக்கியமான ஜூஸுங்கிறதுனால எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் உங்கள் உடம்பை குறைக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் வாரத்தில் மூணு நாள் கேரட் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது கேரட் ஜூஸ் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைச்சி இன்சுலின் போல செயல்படுது அதனால ரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கேரட் ஜூஸ் ரொம்பவே நல்லது முகம் பளபளப்பாக ஆக விரும்புகிறவங்க தினமும் கேரட் ஜூஸ் குடித்தா முகப்பழிவை பெறலாம் மேலும் இது முகப்பருவையும் தடுக்க உதவுது கேரட்டில் உள்ள அளவுக்கு அதிகமான மினரல் முடி வளர்ச்சிக்கு உதவுது பொடுகு பிரச்சனையும் போக்குது முகம் வெள்ளையாக வேணும்னு ஆசைப்படுறவங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்த கேரட் ஜூஸ் கூட ஒரு டீஸ்பூன் ஹனி கலந்து முகத்தில் தடவி வந்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இவ்வளோ நன்மை உள்ள கேரட் ஜூஸை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் குடிக்கணும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கேரட் ஜூஸில் தான் நூறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் துளி கூட கொழுப்பும் இல்லாமலும் இருக்குது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கேரட் ஜூஸை குடிக்காதீங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் கேரட் ஜூஸ் போட்டு குடிங்க ஸ்டோர் பண்ணி குடிக்கிறத தவிர்த்துருங்க